hello friends welcome to find day channel நான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டோட வேர்ல்டு பாப்புலர் காஞ்சிபுரம் கோவில் இட்லி தாங்க ரெடி பண்ண போகிறேன் இது நம்ம கோவிலில் செய்கிற அளவுக்கு அவங்கள மாதிரி செய்ய முடியாது நமக்கு வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம மாற்றி செஞ்சுக்கலாம் சரி வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம் காஞ்சிபுரம் கோயில் இட்லி செய்யறதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி முக்கால் டம்ளர் உளுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி பிடிச்சி ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்க போகிறேங்க நீங்கள் அரை டம்ளர் பச்சரிசி அரை டம்ளர் உளுந்து சேர்த்துட்டு கூட ஊற வச்சுக்கலாம் நான் மாவு வந்து மிக்சர் ஜாரில் அரைச்சிக்கிட்டேங்க நாலு மணி நேரம் அரிசி ஊறினதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் கிரைண்டரில் அரைச்சோம்னா ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை மிக்சர் ஜாரில் டைரெக்டாக அரைச்சோம்னாக்க மாவு சூடேறிட்டு வாசமே நல்லா இருக்காதுங்க ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு பரவாயில்ல ஐஸ் வாட்டர் ஊற்றி கூட அரைச்சிக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி வச்சிடலாங்க இந்த மாவு பார்த்தீங்கன்னா தண்ணியாட்டம் கரைக்கக்கூடாது கொஞ்சம் திக்காக தான் கரைச்சி வைக்கணும் இந்த இட்லி மாவு பரப்பரன்னு தாங்க இருக்கணும் நைஸாக இருக்கக்கூடாது இதை மூடி வச்சுட்டு ஒரு ஏழு மணி நேரத்துக்கு விட்டுறலாம் மாவு அரைச்சி வச்சு ஒரு ஏழு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவு நல்லா ப்ளஃபியாக வந்திருக்குங்க இப்போ இதுக்கு நம்ம தாளித்து கொட்டிக்கலாம் மாவுக்கு தாளித்து கொட்டுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தாளிக்கிற பேன் வச்சுருக்கேங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு ஒன்றா ரெண்டாக தட்டிட்டு சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்குங்க இதுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா மாவில் கொட்டி கலந்துக்கலாம் சுக்குத்தூள் ஒரு ஸ்பூன் கிடிச்சு வச்சுருக்கேங்க இதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சுக்குத்தூள் சேர்த்துக்கோங்க இது நல்லா வாசமாக இருக்கும் மாவு திக்காதாங்க இருக்கணும் தண்ணியாட்டு இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் நல்லா கரெக்டான பதமாக நல்லா இருக்குது இப்போ இந்த இட்லியை நம்ம ஊற்ற ஆரம்பிச்சுக்கலாம் நான் இட்லி ஊற்றுறதுக்காக இந்த மாதிரி டம்ளர் எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன சின்ன டம்ளராக கூட எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி டம்ளருக்குள்ளே வாழை இலை போட்டு தாங்க இட்லி ஊற்றிக்க போகிறேன் அதுக்காக அடி பேஸ்க்காக ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டேன் சுற்றியும் வாழை இலை போட்டுட்டு மாவு ஒரு அரை டம்ளருக்கு ஊற்றிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் வாழை இலை போட்டு தான் ஊற்றணும்னு இல்லைங்க சின்ன சின்ன டம்ளர் டீ குடிக்கிற டம்ளர் இருக்கும் இல்லைங்களா அதில் நல்லா எண்ணெயை தடவிட்டு அரை அரை டம்ளருக்கு மாவு ஊற்றிட்டு இட்லி பாத்திரம் அடித்தட்டு இருக்கு இல்லைங்களா அதுக்கு மேலே வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது நான் டம்ளருக்குள்ளே நான் இலையெல்லாம் வச்சுட்டேங்க நல்லா சுருட்டிட்டு உள்ளே இலைய வச்சாச்சு இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மாவு ஃபில் பண்ணிட்டேன் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி பானை வச்சுருக்கேங்க அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க தண்ணி கரெக்டாக ஊற்றிக்கணுங்க ஏன்னா தண்ணி பத்தாமல் போயிடுச்சுன்னா தீஞ்சு போயிடும் அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அடித்தட்டத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே நான் டம்ளர்ஸ்லாம் வச்சு அடிக்கிட்டேங்க இதுக்கு மேலே நான் வந்து வாழை இலையை போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டு சின்ன டம்ளரில் ஊற்றிருந்தா நீங்கள் இருபது நிமிஷத்துலேயே செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு அரை மணி நேரம் ஆச்சு இப்போ இட்லி நல்லா வெந்து வந்திருக்கு இதை நான் தனியாக எடுத்துக்கிறேன் இட்லியை டம்ளர்லேருந்து உடனே எடுத்துடக்கூடாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆற விட்டுட்டு தான் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அந்த தண்ணிக்குள்ளே இந்த டம்ளரை வச்சு எடுத்துட்டு அப்புறம் இட்லி எடுத்தோம்னா எடுக்கிறதுக்கு நல்லா வருங்க இப்போ நான் இலையெல்லாம் எடுத்துட்டு இட்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஒரு கத்தி வச்சு இட்லி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்குங்க இந்த இட்லிக்கு ஆஸ் சட்னி சாம்பார் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சட்னி அப்புறம் இட்லி மிளகா பொடி எல்லாமே நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ